இந்த வீடியோவில் நம்ம பிக் மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றி பார்ப்போம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் சிம்பிளாக ஒரு டூ பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கிறேன் இப்போது அந்த டூ பிட் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து நாலு பின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த நாலு பின்ஸும் வந்து பை டைரக்ஷனல் பின்ஸ் அதாவது இந்த பின் அவுட்புட் பின்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்புட் பின்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எல்லா பின்னுக்கும் ஒரு எல்இடி கனெக்ட் e பண்ணிக்கலாம் நம்மளோட டாஸ்க் என்னன்னா இப்போ எல்லா எல்இடியும் e ஆனில் இருக்கணும் இந்த டாஸ்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த பின்ஸ்லாம் பைடாக்ஷனல் பின்ஸாக இருக்கிறதால நான் இந்த பின்னை வந்து அவுட்புட் பின்னாக செட் பண்ணணும் நார்மலாக இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே இந்த பைடாக்ஷனல் பின்னை இன்புட் பின்னாக யூஸ் பண்ணுமா அவுட்புட் பின்னாக யூஸ் பண்ணுமான்றதை டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க அந்த ரெஜிஸ்டரில் இருக்க ஒவ்வொரு பிட்டும் ஒவ்வொரு பின்னை கண்ட்ரோல் பண்ணும் இப்போது நான் இந்த ரெஜிஸ்டருக்கு ப்ரோக்ராம் மூலியமாக ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தேன்னா இந்த எல்லா பின்னும் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து அவுட்புட் பின்னாக கன்சிடர் பண்ணும் இதே நான் ஒன் ஒன் ஒன் கொடுத்துருந்தேன்னா எல்லா பின்னையும் இன்புட் பின்னாக கன்சிடர் பண்ணிக்கும் இது எப்படி நடக்குதுன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே இருக்க லாஜிக் சர்க்கியூட்டை இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டருக்கு ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தா எல்லா பின்னும் அவுட்புட் பின்னாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்போது நான் இந்த எல்லா பின்னையும் வந்து அவுட்புட் பின்னாக செட் பண்ணிட்டேன் இந்த அவுட்புட் பின்னுக்கு ஹை கொடுக்கணுமா இல்லை லோ கொடுக்கணுமான்றதை டிசைட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க இப்போ நான் இந்த e எல்இடியெல்லாம் டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டருக்கு ஒன் கொடுக்கணும் இதே நான் இந்த ரெஜிஸ்டருக்கு ஜீரோன்னு கொடுத்தேன்னா அதோட கரஸ்பாண்டிங்கான அவுட்புட் பின்னுக்கு ஜீரோ அவுட்புட் போகும் இந்த ரெஜிஸ்டர்ஸு தான் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க இதில் இந்த அவுட்புட் பின்னை கண்ட்ரோல் பண்ணுற ரெஜிஸ்டருக்கு ட்ரிஸ்ன்னு பேர் அப்புறம் டேட்டாவை சென்ட் பண்ணுற ரெஜிஸ்டருக்கு போர்ட்டுன்னு பேர் இப்போது நம்ம ப்ரோக்ராம் மெமரியும் ப்ரோக்ராம் கவுண்டரும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம இந்த எல்இடியை e பிளிங்க் பண்ணணும்னா இந்த ரெண்டு போர்ட் ரெஜிஸ்டருக்கும் டேர்ன் ஆன் பண்ணும்போது ஒன்னையும் டேர்ன் ஆஃப் பண்ணும்போது ஜீரோவையும் கொடுக்கணும் நாம் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னா இந்த ட்ரிஸ் ரெஜிஸ்டருக்கு ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ கொடுத்து எல்லா பின்னையும் வந்து அவுட்புட் பின்னாக செட் பண்ணுவோம் செகண்டு எல்இடியை டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு போர்ட் ரெஜிஸ்டரில் ஒன் ஒன் ஒன் ஒன் கொடுப்போம் அப்புறம் ஒரு சின்ன டிலே ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு திரும்பியும் நாம் வந்து இந்த எல்இடியை டேர்ன் e ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த போர்ட் ரெஜிஸ்டரில் ஜீரோ ஜீரோ ஜீரோ ஜீரோ கொடுப்போம் அப்புறம் திருப்பியும் ஒரு டிலே ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து க்ளோஸ் லூப்பில் போட்டுருவோம் இப்போது இந்த ப்ரோக்ராமை ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இதோட அட்ரஸை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் கவுண்டர் யூஸ் பண்ணுவோம் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் ஃபர்தராக கம்ப்யூட்டேஷனுக்கு addition subtraction increment decrement XOR and operation OR operation போன்ற ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஏஎல் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஆர் ஆப்ரேஷன் பண்ணோன்னா ரெண்டு இன்புட் வேணும் இதில் ஒரு இன்புட் வந்து ரெஜிஸ்டர் பேங்க்கில் இருக்க ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்லேருந்து எடுத்துக்கலாம் இல்லைனா ப்ரோக்ராமில் இருந்து டைரெக்டாக இன்புட் எடுத்துக்கலாம் இன்னொரு இன்புட் வந்து டபிள்யூ ரெஜிஸ்டர்ன்ட்டு எல்லா பிக்லேயும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும் அதுலேருந்து இன்புட்டாக கொடுக்கணும் இதோட அவுட்புட் வந்து திருப்பி டபிள்யூ ரெஜிஸ்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகிடும் அப்புறம் அந்த டபிள்யூ ரெஜிஸ்டரில் இருக்க ரிசல்ட்டை வந்து நம்ம ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டரில் எப்போ வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த டபிள்யூ ரெஜிஸ்டர்ன்றது வந்து ஒர்க்கிங் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸில் பிக் மைக்ரோ கண்ட்ரோலரை யூஸ் பண்ணுறதுக்காக inbuilt analogue to digital converter PWM generator interrupt timer comparator அந்த மாதிரிலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க அந்தந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரெஜிஸ்டரை வச்சு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை நம்ம படிச்சுக்கணும் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் எல்லா பிக் மைக்ரோ கண்ட்ரோலரும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இன்ட்ரடக்ஷன் ஐடியா வச்சு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற sixteen F eight seven seven A eight bit மைக்ரோ கண்ட்ரோலரோட அசம்பிளி லாங்குவேஜை பார்த்துட்டு அதிலிருந்து சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ்